跟你。 தெரியும் கண்ணிலே ஈரும் உண்டு கண்கள் காணறியும் கல்லிலே ஈரம் உண்டு கண்கள் அறியும் அன்போ பொருளோ தருகிறேன் எனும்போது சரி என்றும் இல்லை எனும்போது பரவாயில்லை எனும் மனிதர்களின் அன்பிடம்தான் அடிமையாகி போகிறோம்